அனைவருக்கும் வணக்கம் குரூட் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி தேர்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு ஸோ நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அதாவது ஒரு செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது அந்த சார்ட் நமக்கு இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at eight one seven nine அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன் எவ்ரிடே இந்த சார்ட்டில் என்ன நடக்கும்னா இந்த மாதிரி கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணும் இந்த கேண்டிலுடைய பிரேக் அவுட் எங்கிட்டு நடக்குதுன்னு பார்க்கும் ஸோ அந்த பிரேக் அவுட் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கால் வந்து ஜெனரேட் ஆகிற மாதிரியே செட் பண்ணியிருக்கோம் கரண்ட்டில் பை கால்னா நெக்ஸ்ட் செல் கால் வரும் கரண்ட்டில் செல் கால்னா நெக்ஸ்ட் பை கால் மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான் ஒன்று வாங்க போகிறோம் இல்லைட்னா விற்க போகிறோம் ஸோ அதில் வந்து என்ட்ரி எங்கே எடுக்கலாம் ஒரு டார்கெட் ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒரு சேஃபாக எங்கே எய்ம் பண்ணலாம் செகண்ட் டார்கெட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எங்கே எய்ம் பண்ணலாம் லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் வந்து லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி இந்த கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் ஸோ இந்த சார்ட்னுடைய இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கல்ல எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்த்துட்டு இருக்கையில் அதில் கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வரும் அதை பார்த்து உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் அதுவும் நிறைய பேர் என்னால் முடியாது ஆட்டோ ட்ரேட் வேணுன்றவங்களும் ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க ஸோ இப்போதைக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு எயிட் ஒன் செவன்ட்டி நைனில் செல் பண்ணலான்னு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு அதுக்கு மேலே தான் ட்ரேடிங் போகுது அடுத்து கீழே ரெண்டு டார்கெட் லைன்ஸ் இருக்குது இதில் ஃபஸ்ட் டார்கெட் என்னன்னு சொல்கிறேன் எயிட் ஒன் ஃபிஃப்டி எயிட்னு இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்குது நமக்கு இந்த twenty one point first break out ஆகுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் மார்க்கெட் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் பாயிண்ட் இறங்கி இன்னைக்கு எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங்ஸ்லாம் வந்து போய்கிட்டு இருக்குது ஹெவி வாலட்டைல் ஹெவி மூவ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் தரக்கூடிய ஒரு க்ரூட் ஆயில் ஸ்டாக்கில் நம்ம சின்னதாக ஒரு இன்ட்ராடே ட்ரேட் கான்ஸ்டண்ட்டாக டெய்லி பண்ணி மந்த்லி ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறோம் ஸோ அது வந்து உங்களாலேயும் முடியும் அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்பிங் டூலாக இந்த டூல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ